ஆனா அதுக்கெல்லாம் சோர்ந்து போகாம தன்னம்பிக்கையோட மறுபடியும் எழுந்துச்சு கடுமையா உழைச்சு இன்னைக்கு நெஞ்ச தட்டி பெருமையா சொல்றேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் கதாநாயகனா ஏத்துக்கிட்ட ஒரே நடிகர் samrat of South Indian box office அன்னைக்கு ஜோசபா இருந்த என்னோட நண்பன் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு விஸ்வரூபம் எடுத்து